வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படிப்பட்ட வருடமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே நிறைய ஜோதிடர்கள் இல்லை நிறைய பேர் சேனல் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பலனாக சொல்லுவாங்க இது எல்லாமே அனுபவத்தில் நடக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நடக்காதுன்னு நான் அப்படி சொல்லணும்னா ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் மட்டுமே நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னோடய எல்லா வீடியோலையுமே இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு ஒரு கோடி பேருக்கு மேசராடி மேசராசிக்காரர் இருப்பாங்க அந்த ஒரு கோடி பேருக்குமே நீங்கள் சொல்லும் பலன் பொருண்டுமா பொருண்டு விட்டால் மற்றவர்களுக்கான வேறுபாடு என்ன உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன அதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதக பலன்கள் என்றைக்குமே துல்லியமாக இருக்கும் இந்த மேசராசிக்கான பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் நிச்சயமாக பொருணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் முக்கியமான விஷயம் எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினா அந்த பலன்களை நீங்கள் வந்து ஒரு நற்பலன்களை அதிகமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி ஏன்னா இதுதான் முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த கிரக நிகழ்வுகள் அனுபவத்தில் பார்க்கும்போது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது சரிங்களா அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சியும் சேர்த்து நான் பலன் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிரக நிகழ்வு அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய்ங்கிறத வந்துட்டு ஜனவரி மாதத்தில் வந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்து அதிக ஆற்றலோடு இருப்பார் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பாடு நிறைய பேர் இந்த நியூ இயர் ரீசொல்யூஷன் சொல்லிட்டு ஃபுல் பூஸ்டில் இருப்பாங்க நம்ம இது ஒரே நாளில் செஞ்சிடணும் ரெண்டு நாளில் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் இருப்பீங்க அது அடுத்த மாதம் போக போக போக போக பேட்ரி லோவாகிடும் அந்த மாதிரி டைப்பு தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்திக்கணும் இப்போ ஜனவரி மாதத்தில் என்ன ஸ்பீடில் இருக்கீங்களோ அதே ஸ்பீடு நீங்கள் கடைசி டிசம்பர் வரைக்குமே இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு இயல்புலேயே பத்தாம் இடத்துல வந்துட்டு குருவும் சனியும் ஒன்றாக சேர்ந்துருக்கு அப்படின்னா பத்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செயல்படும் இந்த பலன்கள் யாருக்கு ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது தொழில் முனைவோர்கள் தொழில் யாரெல்லாம் செய்கிறீங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்னங்க பண்ணலாம் பத்தில் சனி பத்தாம் அதிபரி பதினொன்றாம் அதிபரி சனி பத்துலேயும் ஒன்பதாம் அதிபரி பன்னிரெண்டாம் அதிபரி குரு பத்துலேயும் இருக்கார் அப்படின்னா அந்த குருவும் சனியும் ஒன்றா இருக்குது அப்படின்னா என்னன்னா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டுட்டு வருவீங்க இவ்வளோ நாள் தொழில் நிறைய பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஜனவரி மாதத்தில் ரெண்டு அப்படி இல்லை தொழிலையே நீங்கள் புதுசாக ஒரு புதுசாக ஒரு தொழிலுக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க இல்லை தொழிலை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க தொழில் சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அப்படி வரல நீங்கள் பா எப்படியாவது ஒரு ரூபத்தில் வரும் நல்லா பாருங்கள் இல்லை புதுசாக ஒரு பையன் வருவான் இல்லை அந்த பையனால் நிறைய டெவலப்மெண்ட் ஏற்படும் இவ்வளோ நாளாக மனைவி பார்ட்னராக இருக்க மாட்டாங்க இனிமேல் இருப்பதற்கான சான்ஸ் கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு வழியில் உருவாகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஒன்பதாம் இப்படி குரு குருங்கிற கிரகம் பத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணால் ஆன்மீக பயணம் பரிகாரம் இந்த குலதெய்வ தரிசனம் இந்த ஹோமம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செய்வீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவ்வளோ செஞ்சுக்கலாம்ப்பா அந்த பரிகாரம் நேர்ந்து விட்டோம்னா என்ன செய்யலாம் செய்யாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செய்ய செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா அது செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களுடைய மதிப்பு உங்களோட மதிப்பு பணம் வரும் இது எல்லாமே அதிகமாகும் ஒரு நாள் டல்லாக போயிட்டு வந்துடுற வந்து இப்போ நல்ல நல்லாவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் சரிங்களா இந்த பத்தாம் பாவத்தில் குருவும் சனியும் எப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோ அப்போ வந்து அது எந்த பாவத்தை பார்க்குறோம் அந்த பாவம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ எல்லாமே உங்களோட ராசிக்கு ராசியை பற்றி லக்கணம் முக்கியம் தசாப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இறுதியான பலன்கள் நான் ராசியை மையமாக கொண்டு நம்ம சொல்கிறனால இந்த குரு சனி நாலாம் பாவத்தை பார்க்குது அப்படின்னா இந்த நான்காம் பாவம்னா என்னங்க வீடு ஒரு புதுசாக வீடு கட்டுறதுக்கான இவ்வளோ நாளாக யோசனை உங்களுக்கு இருந்துருக்கும் தாராளமாக ஏதாவது ஒரு வீடு வீடு சம்மந்தப்பட்ட லோன் வாங்கலாம் இல்லை வீட்டு சம்மந்தப்பட்ட வந்து ஒரு விஷயம் வீடு பூசாமல் இருக்குது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக செ செயல்படலாம் இல்லை உங்கள் பேருக்கு வீடு கூட நீங்கள் புதுசாக வாங்குறதுக்கான யோகா இந்த காலகட்டத்தில் இருக்குது அது இல்லாமல் புதுசாக வண்டி வாங்கணும் இல்லை வண்டி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லை புதுசாக வண்டி எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செய்யலாம்ங்கிறத விட இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நான்காம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் இல்லாமல் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா அக்கறை எடுத்துக்கொள்ளும் சூழ்நிலை தானாகவே உருவாகும் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து தொழில் முனைவோர்களுக்கு இவ்வளோ நாள் சொல்லிட்டேன் அது இல்லாமல் வேலை கிடைக்காம இருந்துச்சு நிறைய பேர் இளைஞர்கள் இருப்பீங்க வேலை கிடைக்கல ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் தானாக உருவாகும் உங்களுக்கு ஏதோ ஒரு சுமாரான வேலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நல்ல வேலையோ சுமாரான வேலையோ உங்கள் ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் என்னங்க எல்லாருமே ஒவ்வொரு வருஷம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி தான் ஒன்றும் இல்லையே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் லக்கணம் மிக மிக முக்கியம் ராசி முக்கியம் அதை விட தசா புத்தி உங்கள் தசா புத்தி உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்கணும் சில பேருக்குலாம் எழுத்தால் அருமையான ஜாதக அமைப்பாக இருக்கும் ஆனால் எழுபது வயசில் அந்த அமைப்பு வரும் பயன் இல்லை அது கர்மா கர்ம வினை வேறு சரிங்களா பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இரண்டையில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்குது பேச்சு சம்மந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத அன்வான்ட் கமெண்ட் கொடுக்காதீங்க ஒரு விஷயத்தில் நீங்களாக போய் மூக்கம் நினைக்காதீங்க கமெண்ட் பண்ணுறேங்கிற பேரில் கொஞ்சம் மேசராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க எல்லாமே கரெக்டு பக்குவமாக பண்ணுங்கள் டக்குன்னு வார்த்தை ஒன்றும் இந்த காலகட்டத்தில் அதனால் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு முரண்பாடு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் அதில் போய் தலையிடாதீங்க அக்கௌண்ட்ஸு செக்ஷன்ஸ்லாம் ஏன்னா அது பிரச்சனை தான் ஏற்படும் என்னென்னா உங்கள் பேருக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் உங்களை பற்றி பேக்கில் தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்குங்க பார்ட்னருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் ரகசிய உடன்படிக்கை இல்லைன்னா தெரிய மறை ஒளிவு மறைவான விஷயங்கள் நிறைய செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா கணவனோ மனைவியோ யாரோ பொலிவு மறைவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தில் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது தெரிய வரும்போது உங்களுக்கு ஒரு சில மன கஷ்டமும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது சரிங்களா சரிங்க இப்போ நான் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு அப்போனா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குங்க சரிங்க லக்கணத்துக்கு ராசிக்கும் சேர்த்து இந்த கர்ம வினியை நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் எது செஞ்சால் எனக்கு புகழ் வரும் பணம் வரும் ஏன்னா மக்களின் நோக்கம் இப்போதைக்கு அது மட்டும்தான் இருக்குது சரி வந்துச்சுன்னா மற்ற பிரச்சனைகள் பொருளாதார சார்ந்தே நான் இப்போ அந்த ஒரே ஒரு கர்மாவை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் அரை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நண்பர்களின் கூட்டு நண்பர்களோட கூட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அவங்களோட ஹெல்ப்பு அவங்களே வந்தாலும் நல்லது இல்லை நீங்களாக தேடி போனாலும் நல்லது அதன் மூலயமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு குழு ஒரு குழுவை உங்ககிட்ட கொடுக்குறாங்க ஒரு கூட்டத்தில் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் மேனேஜராக வாய்ப்பு வரணும்னா தயங்காமல் இருக்குங்க பயப்படாதீங்க உங்களுக்கு அந்த தன்மை இயல்பாகவே அமையும் மேசராசிக்காரங்க அடுத்தவங்களை கட்டுப்படுத்தும் குணம் அப்படின்னு இயல்பாகவே இருக்கும் ஒரு குழுவை மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் சித்தப்பா வழி உறவு முறை இவங்களோட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிறது இன்னும் நல்லது சேமிப்பு ஒரு பணம் வருதுன்னா பணத்தை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க ஏதோ ஏதோ ஒரு வழியில் போகிறீங்கிறத விட அந்த சேமி எப்படிலாம் சேமிக்கலாம் இல்லை ஃபண்ட்ஸு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லை ஏதாவது வந்து ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டில் போகாமல் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அது பெரிய வழியில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து செயல்படுவது நல்லது அப்படி இல்லைனா வர பணத்தை கூட ப்ராப்பராக நீங்கள் சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கணக்கு வழக்கு இந்த வருஷத்துலேருந்து போடுங்க உங்களுக்கு மாற்றம் வருவதை நீங்கள் தாராளமாக உணரலாம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் உங்கள் சுயஜாதகம் பார்க்கணுன்னா இந்த யூ இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பேசுங்க சரிங்களா நன்றி ஓம் சிவோம்